எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜரி பார்டர் இருக்கக்கூடிய பியூர் சாஃப்ட் சில் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் ஒன் த்ரீ ஜீரோ சாரியுடைய நம்பர் ஒன் த்ரீ ஜீரோங்க one thirty body of saree lavender கலர்லேயும் பலூன் ப்ளவுஸ் பிங்க் கலர்லேயும் இருக்குங்க ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் ஜரியில் ஒர்க் இருக்குங்க டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு ஜரி பார்டர் கோல்டு கலர்லேயே இருக்குங்க ஜரியை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் ஃபைன் ஜரி சில்கை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் சில்க்குங்க வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறோங்க அண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் pure silk saree with silk mark சர்டிஃபிகேஷனோட நீங்கள் எங்கே வாங்கினாலும் சரி நம்மக்கிட்ட வாங்கினாலும் சரி எங்கே வாங்கினாலும் சரி தயவு செஞ்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது பியூர் சில்க்காக இல்லையா அப்படின்னு ஏன்னா மார்க்கெட்டில் பியூர் சில்க் இல்லாமல் அதாவது மிக்சிங்கில் போட்டும் கூட பியூர் சில்க்கு அப்படிங்கிற மாதிரியும் அண்ட் பியூர் சில்க் ரேட்டுக்கே கொடுக்குற மாதிரியும் நம்ம வந்து நிறைய கேள்விப்படுறோங்க இப்போது ஸோ அதனால் நீங்கள் பியூர் சில்க் சாரீஸ் வந்து வித் சில்க் மார்க்கோட வாங்குறீங்க பியூர் சில்க் ரேட்டுக்கு வாங்குறீங்க ஒரிஜினல் ரேட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குற சாரீ வந்து ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டா அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க ஏன்னா டூப்ளிகேட்டுக்கு ஒரிஜினல் அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா ஸோ அது வந்து உங்களுக்கு தான் லாஸ் அதனால தான் நம்ம இதை ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் saree number one thirty one பழுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளூ லைட்டாக வயலட் ஷேட்லேயும் வந்திருக்குங்க பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரியே தான் டபுள் ஷேடில் வருது ரெட் அண்டு பிங்க்கு இந்த ரெண்டு மிக்சிங்கில் மாதிரி இருக்குங்க ஃபுல்லாக கோல்டு டெஸ்டட் சரியில் ஒர்க் இருக்குங்க saree number one thirty two இதுமே ஃபுல்லாக கோல்டு டெஸ்டட் சரியில் buttas and pallu work body of saree pink கலர்லேயும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கிரே கலர்லேயும் இருக்குங்க எல்லாமே சூப்பரான ஃப்ரெஷ் சாரீஸுங்க சாரியோடைய ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆஃபர் ப்ரைஸு சிக்ஸ் தௌசண்ட்க்கு உங்களுக்கு கொடுக்குறோம் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓல்டு ஸ்டாக்னா ஓல்டு ஸ்டாக்கு ஃப்ரெஷ்னா ஃப்ரெஷ் அப்படிங்கிறத நம்ம ஓப்பனாக எல்லா வீடியோலையுமே சொல்லி தாங்க உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் saree number 133 பலுவன் பிளவுஸ் கோப்பர் சல்ஃபேட் ப்ளூ கலரில் இருக்குங்க பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா சாண்டில் கலர்லேயே கொஞ்சம் லைட் கலராக இருக்கும் இதுவுமே ஃபுல்லாக கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குங்க சாரியோடைய price six thousand rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கிடைக்குதுங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் பை பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லேயும் ஆர்டர் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா Google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 பல்லு ஒர்க் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் போயிட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறத பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அண்டு uh, உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த சாரீ வேணும்னா மட்டுமே நீங்கள் வந்து புக் பண்ண சொல்லலாங்க உங்களுக்கு ஒரு பர்சன்ட் டவுட் இருந்தாலுமே புக் பண்ண சொல்ல வேண்டாம் அவைலபிலிட்டி மட்டும் கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து புக் பண்ண சொல்லுங்கள் அப்போ புக் பண்ண சொல்லும் போது மறுபடியும் அந்த சேரீ அவைலபிளாக இருந்ததுன்னா உங்களுக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து கண்டினியூஸாக நிறைய மெசேஜஸ் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து வரும் ஒரு அப்டேட்டில் பத்து சாரி போடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு சாரிக்குமே என்கொயரின்னு பார்த்துட்டிங்கன்னா மோர் தென் டுவெண்ட்டி மெசேஜஸ் வரும் அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு மெசேஜ் யார் பண்ணுறாங்க அந்த சாரீ கோடு புக் பண்ண சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம புக் பண்ணிடுறோம் அடுத்து வர எல்லா மெசேஜஸ்க்குமே நம்ம என்ன ரிப்ளை கொடுக்குறோன்னா அனதர் கஸ்டமர் புக்குடுங்கிற ரிப்ளை தான் கொடுக்குறோம் ஸோ அதனால தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க saree number one thirty six body of saree teal ப்ளூலையும் பல்லுவன் ப்ளவுஸ் கிரே கலர்லேயும் இருக்குங்க இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க saree number one thirty seven body of saree navy blue பல்லுவன் ப்ளவுஸ் காப்பர் சல்ஃபேட் ப்ளூ இதுலேயுமே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க நம்மக்கிட்ட அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மெயினாக பியூர் சில்கில் சாஃப்ட் சில்கில் அதுவும் கைத்தறியில் நெசவு பண்ணி இருக்கக்கூடிய சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நம்ம எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமான சாரீஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஷாப்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா அந்த கலெக்ஷன்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் பியூர் சில்க் தான் வேணும் வெயிட்லெஸில் வேணும் கைத்தறியில் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நேரில் ஷாப்பில் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க saree number one thirty eight body of saree teal ப்ளூவும் இல்லாமல் ஒரு மாதிரி ராமர் க்ரீன்லேயும் இல்லாமல் ரெண்டு மிக்சிங்கில் இருக்குங்க அதாவது ப்ளூ அண்டு க்ரீன் ஒரு மாதிரி டபுள் டோன் மாதிரி வரு வருதுங்க pallu and blouse royal blue so எக்ஸாக்டாக பாடி ஆஃப் சாரீ வந்து ஒரு மாதிரி ராமர் க்ரீனில் டபுள் ஷேடு மாதிரி வருதுங்க இதுலேயுமே ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க saree number 139 body of saree blue pallu and blouse also royal blue ங்க body of saree normal blue லையும் pallu and blouse royal blue லையும் இருக்குங்க இதுலேயே ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லு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 ஓவர் பாடி உங்களுக்கு புட்டாஸ் ஃபுல்லாகவே இருக்குங்க இன்னர் லேயருங்கிறது உள் சுத்து அது எப்படியும் உள் சுத்து உள்ளே போயிருங்க அது வெளியே தெரியவே தெரியாது அதனால் அந்த போர்ஷன் வந்து நம்ம புட்டாஸ் போடாமல் பிளெயினாக கொடுக்குறோம் saree number one forty one பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ரேடியம் க்ரீன் அண்ட் எல்லோ மிக்சிங்கில் இருக்குங்க body of saree brown colour கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரௌனுங்க இது இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரிங்க சில்வர் சரி மீனா ஒர்க்குக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் சாரீ பார்க்குறோம் saree number one forty two body of saree நல்லா பிரைட் பிங்க் கலரில் இருக்குங்க பஞ்சு மிட்டாய் கலர்னு கூட சொல்லிக்கலாம் இதை pallu and blouse copper sulphate blue ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டன் பாசிபிள் இல்லைங்க கலர் பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ வீடியோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாரீ வந்து தின்னாக தான் இருக்குங்க ஆனால் கண்டிப்பாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கவே இருக்காதுங்க saree number one forty three இது வந்து ரெண்டுமே பேஸ்டல் ஷேடில் இருக்குங்க பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா பேஸ்டல் பீச் கலர் கொஞ்சம் டபுள் ஷேட் மாதிரி வரும் ஏன்னா பேஸ்டலோட ஒரு கோல்டு ஃபினிஷிங் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டபுள் ஷேடில் வந்துடுதுங்க பல்லுவன் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா pastel blue next saree number one forty four பலூன் ப்ளவுஸ் காப்பர் சல்ஃபேட் ப்ளூலையும் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா காவி ப்ரௌன் மாதிரி இருக்குங்க இந்த சேரீலேயும் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குங்க இந்த புட்டாஸில் மட்டும் உங்களுக்கு மீனா ஒர்க்குக்கு நம்ம அந்த கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம் saree number one forty five so ஏற்கனவே சொன்ன மாதிரி கலர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாங்க ஏன்னா கண்டிப்பாக வந்து சில கலர்ஸ் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ வீடியோவில் என்ன பார்க்குறீங்களோ ஃபோட்டோவில் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரீச் ஆகும் அண்ட் அதே மாதிரி தான் நிறைய கமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு ஒரு சில டபுள் ஷேடு வருது இல்லைங்களா அந்த மாதிரி கலர்ஸ் மட்டும் என்ன ஆகுதுன்னா ஃபோட்டோவில் எக்ஸாக்டாக கண்டிப்பாக கேப்சர் பண்ண முடியாது ஸோ அது மட்டும் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு லிட்டில் டிஃப்ரென்சஸ் கலரில் வருதாங்க செய்யுது லிட்டில் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குமே தவிர மேக்ஸிமம் இருக்காது பாடி ஆஃப் சாரி ப்ளூ பல்லுவன் blouse lavender number one forty five saree number one forty six body of saree green pastel green பல்லுவன் பிளவுஸ் கிரே ஸோ கிரேங்கும் போது பிளாக் காம்பினேஷனுங்க ஸோ பிளாக் கலர் த்ரெட் விசிபிளாக இருக்கும் பாடியில் வரக்கூடிய அந்த ஸ்கொயர் புட்டான்னு பார்த்துட்டிங்கன்னா கோல்டு அண்டு சில்வர் ரெண்டுலேயுமே வருங்க ஹேண்ட்லூம் மேட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்குங்க எஸ்பெஷலி இந்த புட்டா சாரீஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா எல்லா சாரீஸ்லேயும் அந்த மாதிரி மார்க்ஸ் ஆனால் இல்லைங்க நெசவை நெய்யறதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அந்த மார்க்ஸ் வரும் அப்படி இருக்கு அதுவும் சீசனுக்கு பொருந்தும் சீசனை பொறுத்துமே வந்து உங்களுக்கு அந்த நெசவுங்கிறது இருக்குங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மழை காலத்தில் நெசவு பண்ணுறதுங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தான் இருக்கும் நெசவு பண்ணுறவங்களுக்கு ஸோ அப்போ அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பாக சாரியில் தெரியுங்க sari number one forty seven balloon blouse purple body of sari half white ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் ஜரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க sari number one forty eight body of sari light lavender கலர்லேயும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் க்ரீன் கலர்லேயும் இருக்குங்க இதுலேயுமே ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் ஜரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்த இந்த சாரீஸுடைய ப்ரைஸ் வந்து six thousand rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க இது பியூர் சில்க் சாரியுடைய ப்ரைஸுங்க அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் இது கிடைக்குதுங்க sari number one forty nine body of சரி கிரேலையும் பல்லுவன் பிளவுஸ் மெஜந்தா கலர்லேயும் இருக்குங்க இதுலேயுமே பாடியில் வரக்கூடிய புட்டா ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் ஜரியில் இருக்குங்க இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் பல்லுவில் ஃபுல்லாக கோல்டு டெஸ்ட் ஜரியும் அண்ட் மீனா ஒர்க்குக்கு நம்ம silk thread colour thread use பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு சாரிலையுமே அதே மாதிரி தாங்க இந்த சாரீஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணலாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சாரீ கோடு கம்பல்சரி சென்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஈஸியாக பார்த்து அவைலபிலிட்டி வந்து சொல்ல முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக புக் பண்ண சொல்லலாம் புக் பண்ண சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ரிப்ளை பண்ணலாங்க அண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணலாங்க எல்லா சாரியுமே இந்த சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தான் உங்களுக்கு வருது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வருங்க Thank you. Thank you for watching.